வணக்கம் மாணவர்களே மற்றும் தமிழ் நண்பர்களே ஐவகை தமிழ் இலக்கணம் என்ற காணொளியின் தொடர்ச்சியாக வரும் முதலாவது காணொளியினூடாக உங்களுடன் இணைவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதுடன் உங்கள் அனைவரையும் சுழக தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கங்கள் முன்னைய எமது காணொளியில் ஐவகை தமிழ் இலக்கணம் தொடர்பான ஒரு அறிமுக தொகுப்பை அறிந்து கொண்டோம் ஐவகை தமிழ் இலக்கணங்களாக எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என்பன அமைகின்றன என்பது நீங்கள் அறிந்ததே இன்றைய இந்த காணொளியானது எழுத்திலக்கணம் தொடர்பான முதலாவது பகுதியை விபரிப்பதாகவே அமைந்திருக்கின்றது பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட நன்னூலின்படி தமிழ் இலக்கண வகைகளில் ஒன்றான எழுத்திலக்கணமானது பன்னிரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஐந்து இயல்களில் விளக்கப்படுகின்றது அந்த பன்னிரண்டு கூறுகளும் வருமாறு எண் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல்நிலை இறுதிநிலை இடைநிலை போலி பதம் புணர்ச்சி இவை பின்வரும் ஐந்து இயல்களாக விளக்கப்படுகின்றன எழுத்தியல் பதவியல் உயிரீற்று புணரியல் மெய்யீற்று புணரியல் உருவு புணரியல் அந்த பகுப்பாய்வின்படி எழுத்திலக்கணத்தின் எண் என்ற முதலாவது பகுதி தொடர்பாகவே நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் எண் எனப்படும் முதலாவது பகுதியானது தமிழ் அகராதியில் உள்ள எழுத்து வகைகள் மற்றும் ஒவ்வொரு எழுத்துகளும் எத்தனை எண்ணிக்கையில் காணப்படுகின்றன என்பது தொடர்பாக விளக்கும் ஒரு பகுதியாகும் எழுத்திலக்கணமானது இரு பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது அவை முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்பனவாகும் முதல் எழுத்துக்கள் முப்பது என்ற எண்ணிக்கையில் காணப்படுகின்றது எந்தவித உதவியுமின்றி தாமாகவே தோற்றம் பெற்று இயங்கக்கூடிய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும் அத்துடன் ஏனைய எழுத்துக்கள் தோற்றம் பெறுவதற்கும் இந்த முதல் எழுத்துக்களே அடிப்படையாக அமைகின்றன முதல் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் காணப்படுகின்றன அ தொடங்கி அவ் வரையிலும் உள்ள பன்னிரண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் ஆகும் இந்த உயிரெழுத்துக்கள் உயிர்குறில் என்றும் உயிர் நெடில் என்றும் பிரிக்கப்படுகின்றன உயிர்குறில் என்பதனுள் அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் உயிர் நெடில் என்பதனுள் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய ஏழு எழுத்துக்களும் அடங்குகின்றன உயிர் எழுத்துக்கள் ஆவி எழுத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை இயல்பாகவும் எளிதாகவும் ஒழிப்பவை தனித்து இயங்கக்கூடியவை அடுத்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு என்ற எண்ணிக்கையில் காணப்படுகின்றன இவை தனித்து இயங்க முடியாதவை உயிர் எழுத்துக்களுடன் சேர்ந்தே இயங்கக்கூடியவை இக் தொடங்கி இன் வரையிலான பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களினுள் அடங்குகின்றன இந்த எழுத்துக்கள் பதினெட்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன வல்லினம் என்பதனுள் இக் இச் இட் இத் உப் இட் ஆகிய ஆறு எழுத்துக்களும் மெல்லினம் என்பதனுள் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் ஆகிய ஆறு எழுத்துக்களும் இடையினம் என்பதனுள் இ இர் இல் இவ் இல் இல் ஆகிய ஆறு எழுத்துக்களும் அடங்குகின்றன இந்த முப்பது எழுத்துக்களும் ஏனைய எழுத்துக்கள் தோன்றுவதற்கான அடிப்படையாக இருப்பதால் அவை முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன உயிரும் உடம்புமாம் முப்பது முதலே என்கின்றது நன்னூல் அடுத்து சார்பு எழுத்துக்கள் பத்து வகைகளில் காணப்படுகின்றன அவை உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்பனவாகும் சார் எழுத்துக்களில் முதலாவதாக உயிர்மை எழுத்துக்களை பார்த்தால் உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு என்ற எண்ணிக்கையில் அடங்குகின்றன உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் இணைவதால் இவை உருவாகின்றன க தொடக்கம் நவ் வரையிலும் உள்ள இருநூற்று பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்களினுள் அடங்குகின்றன உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்று பதினாறுக்குமான அட்டவணை இதோ இவற்றில் உயிர்மை குறில் எழுத்துக்கள் தொண்ணூறும் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் நூற்று இருபத்தி ஆறும் காணப்படுகின்றன அடுத்து ஆயுத எழுத்து ஒன்று ஆகும் புள்ளிகளாலான தனி எழுத்து ஆயுத எழுத்தாகும் இது கிறந்த எழுத்தான இக் போன்று உச்சரிக்கப்படும் நீங்கள் யோசிக்கலாம் தமிழ் அகராதி கொண்டுள்ள எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு அவற்றுள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று அடங்கலாக மொத்தம் இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களும் இடம்பெற்று விட்டனவே எனின் ஏனைய எட்டு சார்பெழுத்துக்கள் எந்த எண்ணிக்கையில் அடங்குகின்றன உண்மைதான் உங்களுடைய எண்ணம் நியாயமானதே உயிர் அளபடை தொடங்கி ஆயுத குறுக்கம் வரையிலான ஏனைய எட்டு சார்பெழுத்து வகைகளும் இந்த இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களின் குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் தமது இயல்பு மாத்திரை அளவுகளிலிருந்து அதாவது எழுத்துக்கள் சாதாரணமாக ஒலிக்க எடுக்கும் கால அளவுகளிலிருந்து மாறுபட்டு ஒலிக்கும் சந்தர்ப்பங்களிலேயே பிறக்கின்றன இந்த சார்பெழுத்துக்கள் பத்து வகைகளில் காணப்படுகின்ற போதும் அவை உருவாகும் அடிப்படையில் அவற்றின் விரிவான எண்ணிக்கை முன்னூற்று அறுபத்தி ஒன்பது என்று நன்னூல் கூறுகின்றது உயிர்மை இருநூற்று பதினாறு ஆயுதம் அல்லது முற்றாயுதம் எட்டு உயிர் அளபடை இருபத்தி ஒன்று ஒற்றளபடை நாற்பத்தி இரண்டு குற்றியலுகரம் முப்பத்து ஆறு குற்றியலிகரம் முப்பத்து ஏழு ஐகார குறுக்கம் மூன்று ஆகார குறுக்கம் ஒன்று மகர குறுக்கம் மூன்று ஆயுத குறுக்கம் இரண்டு என மொத்தம் முன்னூற்று அறுபத்து ஒன்பது சார்பெழுத்துக்கள் காணப்படுகின்றன முதல் எழுத்துக்கள் தொடர்பான மேல்திக பல விடயங்களையும் சார்பெழுத்துக்களான உயிர்மை எழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து தொடர்பான மேலதிக விடயங்களையும் நீங்கள் பார்வையிடுவதற்காக அவற்றின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து சார்பெழுத்துக்கள் தொடர்பான விடயங்களையும் தொடரும் காணொளிகளில் நீங்கள் விளக்கமாக கற்றுக்கொள்ள முடியும் இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழர் அனைவருக்கும் நன்றி சர்வமனங்கள் நல்லது மாணவர்களே இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருக்கும் காணொளியை பார்த்த பின் லைக் ஷேர் செய்து கொள்ளவும் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் வானொலியின் கீழ் உள்ள சப்ஸ்கிரைப் என்ற சிவப்பு நிற பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உயிர் அளபடைகள் என்ற அடுத்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி